வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இங்கே வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா அரசியல் சினிமா வாழ்க்கை இன்பம் துன்பம் ஆனந்தம் இதை பற்றி பேசலாம் மனிதர்களின் பேராசை எண்ணம் பற்றி பேசலாம் மனமீதியாய் வாழ்வதை பற்றி பேசலாம் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை பற்றி பேசலாம் இன்னும் நிறைய நிறைய எவ்வளவோ வீடியோஸ் இருக்கிற யூடியூப்பில் எங்களோட சேனலுக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயம் நீங்கள் ஏமாற மாட்டீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம்